வாட்ஸ்அப் கேஸ் நான் உங்கள் வீடிக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா வாட் இஸ் டிசிஐஎம் ஓகே நம்மளுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலு கொஸ்டின் இல்லை மூணு question what is DCIM full form of DCIM in which folder all image same சரி okay what is DCIM DCIM ஒரு ஃபோல்டர் ஓகே டிசிஐஎம்மில் என்ன இருக்கும் அதில் இருக்க நம்ம சேவ் பண்ணிக்க எல்லா ஃபோட்டோவும் டிசிஐஎம்மில் தான் இருக்கும் இப்போ நீங்கள் அதை போய் டிசிஐஎம் ஃபுல்லாக டெலிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இருக்க எல்லா இதுவுமே டெலிட் ஆகும் பிகாஸ் டிசிஐஎம்மில் தான் எல்லா ஃபோட்டோவும் ஏன் டிசிஐஎம்மில் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் அதாவது எல்லா ஃபோன்ஸோட ரூல் தான் டிசிஐஎம்மில் தான் எல்லா இமேஜும் சேவ் ஆகணும்னு இருக்கும் அதனால் நம்ம இந்த டிசிஐஎம் ஃபோல்டரை டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிப்போம் பட் டெலிட் பண்ணிங்கன்னா உங்கள் தான் போயிடும் அப்படியே போனாலும் பிரச்சனை இல்லை ரெக்கவர் பண்ணி எடுத்துடலாம் சரி ஓகே இந்த DCIM full form digital camera image இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் டிசிஐஎம்மில் தான் எல்லா இமேஜும் சேவ் இப்போ உங்கள் ஃபோனை யாராவது திருத்தாங்கன்னா டக்குன்னு போய் டிசிஎம்மில் டிசிஐஎம் ஃபோல்டரில் போனாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் என்ன இமேஜ் வச்சுக்கிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் until then see you bye next video